அனைவருக்கும் வணக்கம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஜூன் செகண்ட் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஒரு Thursday expiry day weekly expiry வந்து இன்றைக்கி வந்து நடக்க போகுது ஸோ அதனால் ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் இதில் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆகுது பைக்கால் வருது அப்படின்றதுனால க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு buy at thirty five thousand six twenty nine point thirty அப்படின்ட்டு வந்திருக்கு ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ் இந்த பாயிண்ட்ல என்ட்ரி எடுக்கலாம் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் தான் first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன் இதில் நமக்கு வந்து ஃபஸ்ட் க்ரீன் கலர் லைன் என்ன வந்திருக்குன்னா thirty five seven eighteen point ஃபார்ட்டின் இருக்குது ஒரு நைன்ட்டி பாயிண்ட் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் இருக்குது ஸோ இந்த நைன்ட்டி பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதான் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம கிடைச்ச பைக்கால் ஒரு ஃபஸ்ட்டு ஒன் மினிட் கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு thirty five six sixty six sixty five range வரைக்கும் வந்துச்சு செகண்ட் கேண்டில் நல்லா ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆனதில் பார்த்தீங்கன்னா thirty five thousand seven ten third candle open ஆனது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேர்ட்டி ஃபைவ் செவன் டுவெண்ட்டி வந்து ரீச் அவுட் வந்து கொடுக்குது ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு த்ரீ கேண்டில் மூமெண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு first target range break out வந்து ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட்டில் கிடச்ச ஒரு பைக்கால் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் ஆயிருக்கு ஜஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் டக்குன்னு ஒரு டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டூல் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ